வணக்கம் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜக்கார்டு பார்டரில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்த்துடலாம் இந்த அப்டேட்லேயே பேஸ்டல் ஷேட்ஸ்லேயே இருக்குங்க நார்மல் கலர்ஸும் இருக்குது அண்ட் ஆல்சோ டார்க் கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே double warp saris top and bottom உங்களுக்கு ஜக்கார்டு பார்டரும் வந்துடுது அண்ட் ஹேண்ட்லூமேடுங்க கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீங்க ஃபஸ்ட்டு சாரீ நீங்கள் பார்க்குறீங்க sari number three zero six பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ உங்களுக்கு டபுள் ஷேடில் வருது எல்லோ அண்ட் மெஜந்தா மிக்சிங்கில் வருங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைன் வித் பார்டரோடு வந்துடுதுங்க பாடியில் வரக்கூடிய புட்டா அண்ட் பல்லு டிசைன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் சரி தாங்க இந்த ஜக்காடு பார்டர் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் தான் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க்கு வந்து வந்துருங்க sari number three zero seven same pattern second colour sari இது வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூலையும் பாடி ஆஃப் சேரீ ராயல் ப்ளூலையும் இருக்குங்க இந்த சாரியோடைய price seven thousand five hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் நீங்கள் புக் பண்ணலாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் புக் பண்ணிக்கலாம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குதுங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அதாவது transaction ID or UTR number or reference number இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது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 zero nine pallu blouse navy blue body of சாரீனா டார்க் பர்பிள் இது பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கனால இந்த பர்பிள் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிள்ங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் அண்ட் உங்கள் கண்ட்ரியில் கஸ்டம் சைடில் டியூட்டி டேக்ஸ் வந்து பே பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் தான் பே பண்ணி பார்சல் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம கலெக்ட் பண்ணுறது ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தான் ஸோ கஸ்டம் சைடில் டியூட்டி டேக்ஸ் வந்து பே பண்ண சொல்கிறாங்கன்னா அது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க next body of sari maroon colour பல்லூன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெஹந்தி க்ரீன் கலர் பிளாக் காம்பினேஷனோடு இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் ஜரியில் தாங்க ஒர்க் இருக்குது சரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்டட் சரி ஹஃபைன் சரி சில்க்கு பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க்குங்க தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க செக் பண்ணக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் வீடியோ வந்து லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பேஸ்டல் ஷேடில் பார்க்குறோம் sari number three double one பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா லைட்டு பிஸ்ஸா க்ரீனில் இருக்கும் body of sari light lavender கலரில் இருக்குங்க எஸ்பெஷலி இந்த சாரீஸ் வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிகிட்டே இருந்தீங்க ஸோ நம்ம இப்போ இது யூடியூப்லேயே போட்டோம் இன்ஸ்டாகிராமில் அந்த சாரீஸ் வந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தாங்க அதோட செகண்ட் பீஸ் தாங்க இது sari number three one two பழுவன் blouse light pista green body of sari light pink colour return policy பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சரி இல்லாமல் வேறு சாரீ வந்தாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாங்க கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணும் ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கவே கூடாதுங்க அண்ட் எந்த ஒரு சாரியுமே டேமேஜோடு வரவே வராதுங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் வந்து பாசிபிள் இல்லைங்க இதெல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸுங்கிறதுனால கண்டிப்பாக கைத்தறி மார்க்ஸ் இருக்க தாங்க செய்யும் light and dark colour mix பண்ணும்போது டார்க் கலர் த்ரெட் விசிபிள் ஆகிறது புட்டாஸில் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டால் லைட்டாக விலகி இருக்கிறது எல்லாமே காமனாக எல்லா சாரிலையுமே வரக்கூடியது தாங்க அண்டு சில இடங்களில் த்ரெட் தெரியறது லைன் தெரியறது இது வந்து தறியில் நெசவு பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த நெசவு பண்ணும்போது அந்த சுருட்டி வைக்கும்போது அந்த லைன் தெரியறது இதெல்லாமே வந்து காமனாக வரக்கூடியது தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது டபுள் ஷேடுங்க இது என்ன கலர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட்டு பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வருது ஸோ அந்த ரெட்டோட என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த லைட் க்ரீம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடாக இருக்கும் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் சாரீ கோடு சென்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த ஸ்டிக்கரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்